ஹலோ இன்றைக்கி நம்ம அவல் சிவிடா பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் ரெண்டு கப் அவல் கெட்டி அவல் பொட்டுக்கடலை வேர்க்கடலை கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் முந்திரி பாதாம் ஒரு சிலது பெருங்காயத்தூள் எண்ணெய் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா சர்க்கரை தேவையான உப்பு இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ரவையை வந்து மைக்ரோவேவில் ஒரு நிமிஷம் வந்து நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம் அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும் ஒன் மினிட் வச்சுக்கலாம் இப்போ ஒன் மினிட் குக் uh, ஆகிடுச்சு வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இன்னும் ஒரு ஒன் மினிட் வச்சுக்கலாம் கலக்கி விட்டுட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நம்ம மைக்ரோவேவில் வைக்கிறதுனால வந்து நம்ம டைம் சேவ் பண்ணலாம் ஏன்னா இது வந்து எண்ணெயில் வறுக்கணுன்னா வந்து ரொம்ப நேரம் ஆகும் நிறையா எண்ணெயும் வந்து வேஸ்ட் ஆகும் இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் பொட்டுக்காடில் போட்டுக்கலாம் வேர்க்கடலையும் போட்டுக்கலாம் முந்திரி பாதாமும் போட்டுக்கலாம் நல்லா கலக்கி விடுங்க பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டுக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க பெருங்காய்த்தூள் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு மிளகாய் போட்டிருக்கோம் ஸோ கொஞ்சம் தூள் கொஞ்சம் கரம் மசாலா வந்து நல்லா கலக்கி விடுங்க சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ ரோஸ்டட் அவல் வந்து சேர்த்துடலாம் இதை நல்லா கலக்கி விடுங்க கொஞ்ச நேரம் வந்து மசாலாவோட கலந்து வரட்டும் கொஞ்ச நேரம் வந்து அப்படியே கலக்கி விடுங்க எல்லாம் கலந்து வரணும் மசாலா அவல் சிவடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் தேங்க்யூ